திருச்சிட்டம்பலம் தில்லேலம்பலம் திருச்சிட்டம்பலம் அரணமா பார்வதி பதையே போற்றி சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் போது போதாரமணிக்கு தேசமும் வைத்தனையோ நேரிழைய நேரிழையே சிச்சிகிவையோ பாதம் தந்தருள வந்தருள தேசம் சிவலோக இல்லை சித்தம்பலத்துள் ஈசனா கண்பாயா அரேலோர் எம்பாவா ஹர ஹர நம